ஆறு பக்க பிரமிடு ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம ஹெக்ஸாஹெட்ரான் செய்ய போறோம் அப்படின்னா இரண்டு பிரமிடு மேலும் கீழும் சேர்ந்த மாதிரி ஒரு வடிவம் இதற்கு நமக்கு தேவையானது சதுர வடிவ கலர் பேப்பர் முதல்ல சதுர கலர் பேப்பரை நீல வாக்குல மூணு சம பாகமா மடிச்சுக்கணும் அதே போல அகலத்திலும் மூன்று பாகமா மடிக்கணும் இப்ப இதை இரண்டு புறமும் மூளை விட்டமா மடக்கணும் அடுத்து இதன் ஒரு முனையை உட்புறமா மையம் நோக்கி மடக்கிக்கணும் அதே போல மற்ற மூன்று முனைகளையும் உட்புறமாக மடக்கிக்கலாமா இப்ப இதை விரிச்சு பார்க்கலாமா இந்த வடிவத்துல இருக்குது இப்ப இந்த நடுப்பகுதியை மூளை விட்டமா மடிச்சு மீதியை முன்னும் பின்னும் போல்டு பண்ணிக்கலாமா இது போல இரண்டு புறமும் செய்துக்கணும் இதை திறந்து இப்ப டைமண்ட் போல மடிக்கணும் இங்க பாருங்க இப்ப இந்த ஒரு பகுதி முக்கோணத்தை மறுபகுதி சதுரத்துல செருகிடணும் அதே போல மறுபுறமும் செய்யணும் குட்டீஸ் இங்க பாருங்க ஹெக்ஸா ஹெட்ரான் ரெடி இப்ப இத நல்லா பாருங்க இதன் எதிர்முனைகளை விரல்களால் அழுத்தும் போது பாப் சத்தத்துடன் விரியுதா இதுதான் ஹெக்ஸாஹெட்ரான் இதை பார்க்கும்போது இரண்டு பிரமிடுகளை அடிப்புறம் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது போல இருக்கும் போல நீங்களும் செய்து பாருங்களேன் இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்